ஹலோ இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை சாதம் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் வெந்தயக்கீரை ஒரு கட்டு க்ளீன் பண்ணி அதை நல்லா கழுவி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அழ அளவுக்கு சாதம் அரிசி அதை வந்து வடித்து சாதம் வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இது வந்து பெரிய பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பூண்டு முழுவதும் சாப் பண்ணி வச்சுருக்கேன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒன்று கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் எண்ணெய் காஞ்சதும் நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் சீரகம் சோம்பு வந்து போட்டுக்கலாம் பொரியட்டும் இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும் வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடுங்க வெந்தயக்கீரை டயபெட்டிஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி வயிற்றில் இருக்கிற புண்ணு வாய் புண்ணு வயிற்றில் இருக்கிற எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் வந்து வெந்தயக்கீரை வந்து ரொம்ப நல்லது அது நல்லா ஹீல் பண்ணும் கொலஸ்ட்ரால் குறையும் இது லிவருக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் இந்த கான்ஸ்டிபேஷன்லாம் வராது ரொம்ப ஒரு நல்ல ஹெல்த்தி ரெசிபி இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் துவர்ப்பு டேஸ்ட் இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் இந்த மசாலாலாம் போட்டு நீங்கள் சாதம் செய்யும் போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட பிள்ளைங்களுக்கு வச்சு அனுப்பலாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம சாதம் ஆட் பண்ணிக்கலாம் சாதத்தில் நீங்கள் உப்பு போட்டு அடிச்சிங்கன்னா கொஞ்சம் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து கொஞ்சம் உப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் சாதத்தில் உப்பு போட்டு வதக்கல அதனால் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்ச நேரம் வந்து இருக்கட்டும் வெந்தயக்கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ஒரு சிம்பிள் ரெசிபி இது உடனே பண்ணிடலாம் நல்ல மத்தியானம் லஞ்சுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ